ஹாய் ஹாய் சொல்லு ஹாய் அது எடுத்து நான் காமிங்க பால் குடிக்கிறத மறக்க போகிறா சாரிக்கா அதனால் காரமாகிது காரமாகிதுன்னு சொல்லுங்கிறா பாருங்கள் சாரிக்கா சாப்பிட்டீங்களா காரமாக்குதா ஏன் காரமாக்குது பூ சாப்பிடுங்க மண்ணா குடி கூடாது பூ சாப்பிடுங்க பூ சாப்பிடுறீங்களா போட்டுனாட்டா பப்பு பூவா போட்டுனாட்டா பசி எடுக்குதா எவ்வளோ பசி எடுக்குது இவ்வளவோ பசிக்குதா பாப்பாக்கு எவ்வளோ பூ வேணும் என்ன பூவா ரசபூவா வேணுமா அது கூட காது கேட்கல விடுது போட்டு நட்டுங்களா ரசபூவா ம் சரி பப்பு பூவா போட்டு நட்டு. முட்டை வேணுங்களா கச்சிக்கிறதுக்கு முட்டை சாரிக்கு அதிகமாக பசி எடுத்துனுக்குது அதனால அழுகுறா பாருங்க கொஞ்சமாக குடிப்பட்ட